அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கர தலைவர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவரை வழிபடுறது மூலியமா என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு அடுத்து வேலை கிடைக்காதவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் சக்கரத்தாழ்வார் இருப்பார் சக்கரத்தாழ்வார் போய் வழிபடணுங்க எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நெய் தீபம் சுவாமிக்கு வச்சுட்டு அந்த சுவாமியை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வரணும் இருபத்தி ஏழு முறை சுற்றி வரும்போது அந்த சக்கரத்தாழ்வாரோட மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வரணும் ஜெபிச்ச பின்னாடி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு பெருமாளை வழிபட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கோயில்ல நீங்க உட்காந்துருக்கணும் ஒரு அரை மணி நேரம் நீங்க அங்க இருக்கணும் அந்த வைப்ரேஷன் நீங்க வாங்கிக்கணும் இது வாரம் வாரம் புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஏழு டு எட்டுக்குள்ள நீங்க செஞ்சா ரொம்ப சிறப்பு புதன்கிழமை புதன்கிழமை தான் பண்ணணும் ஈவினிங் டைம்ல தான் செய்யணும் ஏழு டு எட்டு அந்த டைம்ல போய் வழிபட்டுட்டு வாங்க இதுக்கான மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயா இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க ஜெபிச்சுட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்க புதன்கிழமை அன்னைக்கு போறதுனால அங்கே நீங்கள் ஜெபிக்கலாம் கோயிலில் உட்காந்து வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது ஒரு வேலைக்கோ நம்ம வெளியே ஒரு விஷயமா போகிறோம் அப்படின்னா வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டு வாங்க இருபத்தேழு முறை நீங்கள் ஜெபிச்சா போதும் நீங்கள் கண்டினியூஸாக ஜெபிக்கும் போது உங்களுக்கான நிரந்தர வேலை கண்டிப்பாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்